அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்தியின் வழிபாட்டு முறைகளை பத்தி தான் பார்க்க போறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை எப்படி வழிபடணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம் சில பேர் சிலைகள் வச்சு கும்பிடுவீங்க கிருஷ்ணரோட சிலை வச்சு கும்பிடுவீங்க ஒரு சில பேர் ஃபோட்டோ இருக்கும் சிலைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க புதுசா இல்லை ஃபோட்டோ இருக்குன்னா ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் சிம்பிளாக வழிபடலாம் பூ அலங்காரம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை செய்யுங்க மல்லிப்பூ கண்டிப்பாக வச்சுக்கோங்க அலங்காரம் பண்ணுறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மறக்காமல் வெண்ணெய் வந்து பிரசாதமாக வைங்க கிருஷ்ணருக்கு மெயினாக வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம் நெய்வேத்தியமாக வைங்க அதை மறந்துடாதீங்க ரெண்டு நெய் விளக்கு ஏற்றுங்க இப்போ அதுக்குடைய சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாங்க எப்படி வழிபடணும் அப்படின்றதுக்கான விஷயங்களை இப்போ பார்க்க போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டின் மாலை ஆறு மணிக்கு கண்ணனின் படத்தை அலங்கரித்து நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் இரண்டு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் குழந்தைகளை கண்ணனாகவும் ராதையாகவும் அலங்கரிக்க வேண்டும் தேங்காய் பழம் பூ வெற்றலைப்பாக்கு போன்ற பூஜை பொருட்கள் கண்ணனுக்கு பிடித்தமான சீடை முறுக்கு லட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா குங்குமப்பூ பொங்கல் இனிப்பு லட்டு ரவா லட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் பாசிப்பருப்பு பாயாசம் இதெல்லாம் பிடிக்குங்க கிருஷ்ணருக்கு அதனால் கண்டிப்பாக மறக்காத இதெல்லாம் வைங்க ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் கண்ணனாகவும் ராதையாகவும் அலங்கரித்து கோவிலுக்கு அழைத்து செல்வார்கள் கண்டிப்பா வருடம் வருடம் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து கண்ணன் கோயில்ல கிருஷ்ணர் கோயில்ல பாத்தீங்கன்னா கண்ணனாகவும் ராதையாகவும் அலங்கரிச்சு கூப்பிட்டு வருவாங்க அங்க ஆடல் பாடல் கோலாட்ட நிகழ்ச்சி நடக்கும் குழந்தை ஆடுவது பார்க்கும்போது கண்ணன் ஒவ்வொரு கோபியர்களிடம் ஆனந்த நடனம் ஆடியது போல தீரா தீராத விளையாட்டு பிள்ளையாக நினைவுபடுத்தும் அந்த விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் கிருஷ்ணர் வந்து விளையாடுறது பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் நம்மளுக்கு அப்போ இதை நம்ம செய்யும்போது கண்ணனின் பரிபூர்ண அருளும் நம்மளுக்கு கிடைக்குங்க கிருஷ்ணரோட அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக அந்த தெய்வீக சக்தி கிடைக்கும் அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கண்ணன் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா அது எதனால் வழிபடுறோம் அன்னைக்கு ரொம்ப சிம் சிறப்பம்சங்களா வருடத்துக்கு ஒரு முறை வருது கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம எதுக்கு வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து அகந்தை அகலும் அகந்தை தான் தான் தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் அந்த விஷயம் வந்து முற்றிலும் ஒழியும் அடுத்து கோபம் குறையும் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பக்குவமாக நம்ம பேரண்ட்ஸ் தான் வளர்த்துறோம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தான் வளர்த்தும் போது அது தெய்வீக குழந்தையா வளரும் தர்ம சிலராகவும் இல் வளர்வார்கள்னா ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டவும் அவங்க வந்து நடந்துக்குவாங்க அந்த தர்ம சிந்தனையுடன் நடப்பாங்க அதனாலதான் தான் வருடத்துக்கு ஒரு முறை இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு கிருஷ்ணர் கண்ணன் வேஷமும் ராதை வேஷமும் நம்ம போடுறோம் அடுத்து அவங்களுக்கு வந்து அரசியல் ஞானம் உண்டாகும் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் திருமணம் தடை அகலும் செல்வம் பெருகும் வீட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து முற்றிலும் அகலும் பகைமை ஒளியும் நண்பர்களால் தொழில் வந்து செய்வர்கள் வெற்றி நிச்சயம் புகழ் வந்து அவங்களுக்கு கூடுங்க இந்த விஷயம் நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டு வரலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தியன்டையும் வழிபடும் போது இத்தனை விஷயமும் நம்மளுக்கு நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிட வேணாம் சிம்பிளாக வச்சு கும்பிடுறவங்க வெண்ணெய் வைங்க தயிர் சாப்பாடு நெய்வேத்தியமாக வைங்க முறுக்கு சீடை வைங்க கண்டிப்பாக வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமானது இந்த விஷயம் பூக்கள்ல அலங்கரிங்க போதுமானது உங்களால் என்ன சிம்பிளாக பண்ண முடியுமோ நீங்கள் செய்யுங்க கிராண்டாக செய்யணுனாலும் இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே வச்சு கூட நீங்கள் படையல் போட்டு படைக்கலாம் படைச்சிட்டு குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே நீங்கள் கூப்பிட்டு கொடுங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு கொடுங்க முதல்ல பிரசாதம் அடுத்தது பக்கத்தில் எல்லா குழந்தைங்களும் கூப்பிட்டு பிரசாதத்தை கொடுங்க அது கடவுளே வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போன மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்கள் நன்மை நடக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்